சாரும் பிசி சாரும் மௌன ராகத்தில் இணைகிறப்போ ஃபஸ்ட்டு ஷாட்டு எங்கே எடுத்தோன்னா ஸ்ரீராமுடைய பெட்ரூம் ரேவதி வந்து காலையில் எந்திரிக்கிறப்போ லேட்டாக எந்திரிக்கிறாங்க அந்த பெல் அடிக்குது அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு வர்றாங்க தகடகனா அந்த ஸ்டெப் அதே ஸ்டெப் அப்படி தான் இதை எடுக்கும் அன்னையிலிருந்து அந்த ராகம் முடிச்சுட்டு கடைசியில் அதாவது அதாவது only for tech technician show அது குட் லக் இன்றைக்கி ஏதோ பேர் மாறிடுச்சு அங்கே போட்டோம் அங்கே போடுறப்போ படம் போயிட்டுருக்குது படம் முடியறதுக்கு முன்னாடியே பெல் அமிச்சு அடித்து இன்னும் ரெண்டு ரீல் இருக்குது பெல் அடித்து லைட்டெல்லாம் போட்டாங்க உங்களுக்கு ஸ்ரீராம் திடீர்னு என்ன என்ன க கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார் என்ன தெரியல எந்திரிச்சு ஓடினேன் ஓடி ப்ரொஜெக்ஷன் போது போனேன் ஐயோ இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு ரீல் இருக்குது படமே முடியல லைட்டு போட்டோம்னா இல்லை சார் எனக்கு பட் டப் பெட்டி வந்து அவ்வளோதான் சார் அப்படின்னா எனக்கு உடனே தோணுச்சு என்ன இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் எந்த காரில் வந்தது அப்படின்னா சார் அது வெளியே நிற்குது சார் அந்த அம்பாஸ்டர் ஓடி போனேன் டிக்கி தரையா அப்படின்னா டிக்கி திறந்தா உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு ரீல் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன் போட்டுட்டு ஒரு நிறைவு அந்த நிறைவுக்கு அப்புறம் இவங்க சார் இவங்க ரெண்டு பேர்த்து பிரிக்கவே முடியாது இது வந்து ஒரு அருமையான ஒரு காஃபி போல் அந்த காஃபியில் மனம் அப்படிங்கிறது தெரியாது அது உணரத்தான் முடியும் ஏ ஃபைன் வாங்க நல்ல காஃபியை அது போல் ரெண்டு பேரும் ஃபியட் காரில் ஏறிட்டாங்க போகிறப்போ சார் என்னை கூப்பிட்டாரு ஜிபி இவர் ஜிபி மாதிரி சார் கிருஷ்ணா மாரு ஜிபி எப்படி சார் ஒரே இந்த வாரம் இந்த வார்த்தை எனக்கு இங்கேயே இருக்குது சார் ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண திருப்தி இருக்குது சார் அப்படின்னு கார் போயிடுச்சு அவர் அஞ்சலி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஒரு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்னை கூப்பிட்டு அவருடைய நிசான் ஒன் எயிட்டுங்கிற கார் நினை அதில் பூந்தமல்லி போய் அதாவது மென்டலி ரிட்டார்டட் அந்த குழந்தைகளுடைய மூமெண்ட்ஸை ஒரு நாள் பூரா கேப்சர் பண்ணிட்டு வந்தோம் இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸாக இருக்குது கடைசியில் பெண் என்ற ஒரு தொடர் செய்கிறப்போ அதில் கடைசியில் ஒரு எபிசோட் அது சுஹாசினி நடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ வந்து மணி சார் வந்து ஒரு டூ ரெண்டு நாள் டைரக்ட் பண்ணார் அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக சொல்கிறேன் அதிலிருந்து பல சம்பவங்களை சொல்லலாம் ஆக்சுவலாக இது போல் அதனால் எனக்கு ஒரு இவங்க ரெண்டு பேரும் இதை தொடக்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸ்ரீராம்கிட்ட சொல்கிறப்போ உடனே ஃபோன் எடுத்தார் என்னமோ கிருஷ்ணாவன் சொல்கிறான் நீ தான் வரணுங்கிறான் நீ அவர் சார் சொல்கிறார் நீ என்ன அப்படின்னா நான் ரெடி நீ அதாவது டேட்ஸ் வாங்க அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு இது அப்படியெல்லாம் பண்ணல ஒரு டூ மினிட்ஸு டூ மினிட்ஸும் கூட இல்லை சாருடைய டேட்ஸு அப்புறம் நான் சொன்னேன் சார் உங்கள் டேட்ஸ் டேட்ஸா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு டைம் வேணுமில்ல அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் வாங்க நான் வேணாலும் வாங்க நாங்கள் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண மட்டும் நான் ஃப்ரீதா அப்படின்னாரு ஸோ இதை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் ஒரு என்றும் ஒரு ஒரு அகலாத ஒரு இதாக இருக்குது இவங்க ரெண்டு பேருடைய நட்பு